போகையில புதுசா போறவழ இது வரையில குளிரெடுக்கல பின்னால ஹலோ நான் டிடெக்டிவ் காட் ஃபாதர் பேசுறேன் ஹலோ சார் என் பொண்ணை யாரோ கடத்திட்டாங்க சார் என் பொண்ணை யாரோ கடத்திட்டாங்க சார் எப்படியாவது என் பொண்ணை காப்பாற்றுங்க சார் எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது எப்படியாவது காப்பாற்றுங்க sir please sir please sir சரி பயப்படாதீங்க நான் உடனே வரேன் உங்க அட்ரஸ் சொல்லுங்க எட்டனா இருந்தா எட்டூரு ஏன் பார்த்த கேக்கும் சும்குச்சிக்கும் சும் சும்குச்சிக்கும் பத்தனா இருந்தா பத்தூரு ஏன் பாட்டு பாடும் குச்சிக்கும் சும் சும்குச்சிக்கும் பத்து ரூபா இருந்தா தீனா இது ரொம்ப சீரியஸான கேஸ் கவிதான்னு ஒருத்தங்க அவங்க பொண்ணை கடத்திட்டாங்க நாம இப்போ அங்கே தான் போய்கிட்டு ஒரு நாலு பேர் வந்தாங்க சார் என் தலையிலே அடித்தாங்க சார் நான் மயங்கிட்டேன் முழிச்சு பார்த்தா சாதனாவை யாரோ தூக்கிட்டு போயிட்டாங்க சார் அழாதீங்க பணத்துக்காக பண்ண மாதிரி தான் இருக்கு ஆமாம் சார் பத்து லட்சம் கொடுக்கலன்னா கொலை பண்ணிடுன்னு மிரட்டுறாங்க சார் எங்க கடத்தி வச்சிருக்காங்கன்னு முதல்ல கண்டுபிடிக்கணும் நிச்சயம் காப்பாத்திடலாம் ஹலோ நான் டிடெக்டிவ் காட்ஃபாதர் பேசுகிறேன் இந்த நம்பருக்கு கடைசியாக ஒரு ஃபோன் வந்திருக்கு அது எந்த ஏரியாவில் இருந்து வந்திருக்குன்னு சொல்ல முடியுமா வீனஸ் நகரா பகிரதான் சரி கவிதா நாங்கள் கிளம்புறோம் உங்க மகளை காப்பாத்தி கூட்டிட்டு வர்றது என்னுடைய பொறுப்பு பகீரதனை எதிர்க்கிறோன்னு தெரிஞ்சா நம்மளை கொலை பண்ணிடுவான் கடத்தல் கொலை தான் அவன் தொழில் அவன் கூட ரெண்டு பேர் இருப்பாங்க ஒருத்தன் பேர் வீரன் இன்னொருத்தன் பேர் விக்னேஷ் விக்னேஷ் ரொம்ப அறிவாளி அவனை மட்டும் நீ ஏமாத்திட்டா சாதனாவை ஈஸியாக காப்பாத்திடலாம் யோ பெருசு உனக்கு என்ன இதெல்லாம் விளையாட்டா இருக்கா தொலைஞ்சு போன வாட்சு செயின் மோதிரம் இதெல்லாம் கண்டுபிடிச்சி கொடுக்கணும்னா சொல்லு நான் வரேன் யாரோ பகிரவனா கொலை பண்ணுறவனா அவன் ஏரியாவுக்கே போய் காப்பாற்றிட்டு வரணுமா என்னைய பார்த்தா உனக்கு என்ன விவேகம் அஜித்து கில்லி விஜய் மாதிரி நினைச்சியா ஒன்றால் முடியும் என்னோட கார் கன்ஸ் எக்ஸ்ப்ளோசிவ்ஸ் எல்லாத்தையும் உனக்கு தரேன் உயிரை ரிஸ்க் எடுத்து செய்கிற வேலையெல்லாம் நம்மளால முடியாது அவங்களுக்கு நம்மளை விட்டு ஹெல்ப் பண்ண யாரும் இல்லை சாதனாவை நீ தான் காப்பாற்றணும் யோ பெருசு சரி விடு உன்னை நான் காலத்தில் இறங்குறேன் ஒரே ஒரு கண்டிஷன் தான் நமக்கு இனிமே உனக்காக நான் வேலை பார்க்க மாட்டேன் என்ன இந்த டிடெக்டிவ் ஏஜென்சியில் பார்ட்னராக செத்துக்கோ எல்லா ப்ராஃபிட்லேயும் ஈக்குவல் ஷேர் வேணும் ஓகேவா <laughs> சரி தீனா இனிமே இது நம்ம டிடெக்டிவ் ஏஜென்சி டீல் ஓகேடா நமக்கும் ஓகே ஹே பறவையே பறந்து சதா கிட்ட போ ஏண்டா இப்படி என்ன படுத்துற உனக்கு என்ன லாங்குவேஜ் தெரியும்னே தெரியலையே சதானா கிட்ட ஜாவ் சதானா கிட்ட போ சதானா கிட்ட ரண்டி சதானா கிட்ட லூ சதானா கிட்ட போடாடே எப்பா பறவைய